ஃபாரின் கண்ட்ரீஸில் போகும்போது அங்கே இருக்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டி வரும் சில பேருக்கு அது விசித்திரமாக கூட தோணலாம் அண்ட் அதை ஃபாலோ பண்ணாமல் வரும்போது ஜெயிலுக்கு கூட போக வேண்டிய நிலைமை வரும் ஸோ அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற நாம் செய்யக்கூடாத இல்லீகல் திங்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் so welcome back to Aravind of myself Aravindan Kumar number one இட்டாலியில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா கேப்புச்சினோ ஆர்டர் பண்ணக்கூடாது அதாவது காலையில் பத்து மணிக்கு அப்புறமா இட்டாலியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் காஃபி ஆர்டர் பண்ணும்போது அவங்க நம்மளை கலாய்க்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது காரணம் இட்டாலி மக்கள் டைஜஷன் ப்ராசஸை பற்றி கான்ஷியஸாக இருக்கிறதால தான் காஃபியை சாப்பாடு கூட சாப்பிட்டா பரவாயில்ல பட் அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணி குடிக்கும்போது டைஜஷன் ப்ராசஸை பாதிக்கும் என்றது அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது நம்பர் டூ தாய்லாந்துல போனா அங்க கரன்சி நோட்டை மிதிக்க கூடாது இதுக்கு காரணம் அந்த கரன்சி நோட்ல இருக்கிறது ராஜாவோட பிக்சர்ன்றதால தான் அங்க இருக்கிற லாவை பார்த்தா அரசு குடும்பத்தை அவமானப்படுத்துற எல்லா விஷயமுமே இல்லீகலா தான் பார்க்கப்படுறது அது மட்டும் இல்லாம அங்க சத்தமா கத்தி பேசக்கூடாது யாருக்கிட்டையும் கால் தூக்கி காட்டக்கூடாது எஸ்பெஷலி புத்த சயின்ஸ் கிட்ட ரொம்பவே அவமானப்படுத்துற விஷயமா அவங்க இதை பாக்குறாங்க காரணம் நம்மளோட உடம்புல ரொம்ப மோசமான பாட்டா நம்மளோட காலை அவங்க பாக்குறாங்க நம்பர் த்ரீ கிரீஸ்ல ஹை ஹீல்ஸ் போடுறது இல்லீகலா பார்க்கப்படுது முக்கியமா அங்க இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஹை ஹீல்ஸை பேன் பண்ணியிருக்காங்க காரணம் அங்க இருக்கிற பில்டிங் ஹை ஹீல்ஸ் போடுறதால டெஸ்ட்ராய் ஆகுதுன்னு ரிசர்ச் பண்ணதுல கண்டுபிடிச்சிருக்காங்க நம்பர் ஃபோர் ஜப்பான்ல போய் ஒரு ஹோட்டல் ஒரு இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல டிப்ஸ் கொடுக்க கூடாது அவங்க அதை ஒரு அவமானமா பாக்குறாங்க கஸ்டமர் மன திருப்தியோட சாப்பிட்டு அண்ட் சாப்பாடுக்கு மட்டும் செலவு பண்ணுற காசு தான் அவங்க ஏற்றுப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கிட்டேந்து கிடைக்கிற மதிப்பு அண்ட் மரியாதையை ரொம்பவே விரும்புகிறாங்க நம்பர் ஃபைவ் டர்க்கியில் போயிட்டு ஓகே சிம்பிள் கையால் காட்டக்கூடாது எப்போ எப்படி அடி வரும்னு சொல்ல முடியாது டர்க்கியில் இதை இன்சல்ட்டாக பார்க்குறாங்க அப்படியே உங்களுக்கு ஓகேன்னு ஹேண்ட் சிக்னல் காட்டணும்னா பெட்டர் தம்ஸ் அப் சைனை காட்டுங்க போதும் நம்பர் சிக்ஸ் சிங்கப்பூரில் ஒரு சிவிங்கம் மெல்லக்கூடாதுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் சிங்கப்பூரில் நைன்டீன் நைன்டி டூவில் வந்த லால ஸ்டீவிங்கம் சாப்பிட்றது பேன் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொது இடங்களில் எச்சில் துப்புறதும் தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுது இதுக்கு காரணம் சிங்கப்பூர் மக்கள் சுத்தமாக இருக்கிறத ரொம்பவே விரும்புகிறவங்களாக இருக்காங்க நம்பர் செவன் நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு சில்லறை இருந்தால் அதை மொத்தமாக ஒரு கடையில் போய் கொடுக்கறது தான் நம்மள நிறைய பேரோட ஒரு ஹேபிட்டா இருக்கும் ஆனால் கனடால இது செல்லாது அங்கே போயிட்டு ஒரு கடையில் சில்லறை கொடுக்கக்கூடாது அப்படியே கொடுத்தாலும் அந்த சில்லறை இன்வேல்யூபிள் கன்சிடர் பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக கரன்சி நோட் மட்டும்தான் அங்கே ஏற்றுப்பாங்க நம்பர் எயிட் பூட்டான்ல ஸ்மோக் பண்றது புகையிலை பொருட்களை விற்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு அண்ட் உலகத்திலேயே முதல் முறையாக சிகரெட்டை பேன் பண்ண கண்ட்ரி பூட்டான் தான் டூரிஸ்டர்ஸ்க்கு சிகரெட் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க வெளியிலேருந்து அதை கொண்டு வரணும் நம்பர் நைன் எங்க போய் சாப்பிட்டாலும் சாப்பாட ஒரு பருக்கை கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்றது தான் நம்ம பல பேரோட ஒரு ஹேபிட்டா இருக்கும் ஆனா சைனால ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா சாப்பிட்டா அவங்க அதை அவமானமா பாக்குறாங்க காரணம் நம்ம சாப்பாட்டை ஃபுல்லா சாப்பிட்டா நமக்கு சாப்பாடு பத்தலைன்னு அவங்க நினைப்பாங்க அதனால அவங்கள திருப்திப்படுத்த கொஞ்சமாச்சு சாப்பாடை பிளேட்ல வைக்கணும் நம்பர் டென் ரஷ்யாவில் எந்த ஒரு இடத்துலையும் பூக்கள் கொடுக்க போகும்போது பூக்களோட கவுண்ட் ரெண்டு ஆகாமல் பார்த்துக்கோங்க காரணம் ரஷ்யாவில் டெத் செரமனிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸோட கவுண்ட் ரெண்டாக இருக்கும் ஸோ அடுத்த வாட்டி ஒரு ரஷ்யன் அழகிய பார்க்க போகும்போது இந்த விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோ அப் பண்ண வேண்டிய டைம் மேட்சிங் இந்த பத்து இல்லீகல் ரூல்ஸில் உங்களுக்கு எந்த ரூல் ரொம்பவே விசித்திரமாக தோணுச்சுன்னு கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரியான விசித்திரமான ரூல்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் bye and have a nice day